First of all, uh, many thanks for uh, uh, Jeevamani ஐயா சரவண ஐயா ஃபார் ஆர்கனைசிங் திஸ் ரைட் ரொம்ப பிடிச்சது ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பத்து rules it's one of the best இது வந்து past is past whatever you have been so far Um, இது okay it it has been good right like in Bhagavad பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொன்ன மாதிரி தான் அந்த எது முடிந்ததோ அது நல்லதுக்கே எது நடக்க போகிறதோ அதுவும் நல்லதுக்கே அந்த மாதிரி நினச்சிட்டு இதை வந்து நம்ம வந்து கண்டினியூ ஒரு கண்டினியூஸ் ஜேர்னியாக எடுத்துகிட்டு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக நம்ம வந்து லைஃப்பில் இனிமேல் move move forward right so நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நல்லது பண்ணால் ட்ரை பண்ணுவோம் that is one key first learning right second is எவ்வளோ தூரம் நம்மளால் முடியுமோ இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் தட் தட்ஸ் ஒன் அண்ட் இந்த மாதிரி வந்து நிறைய செஷன்ஸ் வந்து இந்த பகவத் மிஷன் வந்து மந்த் ஆன் மந்த் எல்லா இடத்துலையும் கண்டக்ட் பண்ணும் தட் இஸ் ஒன் ரிக்வெஸ்ட் அது <laughs> அது எவ்வளோ தூரம் முடியுன்றது தெரில பட் இந்த ஒரு ரெண்டு நாள் ஸ்டே வந்து it has never been like a class it has been ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது நேற்று வந்து சரவணநாயக ஜீவமணிய சொன்ன மாதிரி தான் it's been like a class right ஒரு குருவை வந்து ஒரு லிவிங் குருவை பார்த்ததுக்கான ஒரு திருப்தி வந்து இப்போ கிடச்சிது இது வரைக்கும் வந்து நான் மகரிஷி இதை அட்டன் பண்ணியிருக்கேன் பட் அது வந்து எப்படின்னா குரு நான் அட்டன் பண்ணும்போது கிடையாது பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குருவை வந்து நம்ம அவர் வந்து வாயிற போது அந்த குருவை வந்து சந்தித்த ஒரு திருப்தி வந்து கிடைக்குது so that is one of the key takeaway so இது வந்து எல்லோரும் வந்து இந்த இதில் வந்து சீக்கிரமே வந்து இது வந்து அடையணும் so they said like five crores of achievement right Uh, all the very uh, best of luck for them to achieve that 5 crore. And Namblala Evolo Murima, Namunde Helpana, number each and everyone will have to take some effort and uh, ensure that you know it's being becoming successful. So for me, it's a, good uh, lessons for me. It's not going to stop here, it's going to continue. as much as possible, I'll try and carry forward. That's, that's the only thing I.